சரக்கு ஆட்டோவுடன் மனைவியையும் மகள்களையும் தீ வைத்து எரித்துவிட்டு தானும் தீ வைத்துக் கொண்டே ஓடிக்கிணற்றுக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் ஐந்து வயது சிறுமி மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் கேரள மாநிலத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பொட்டிபுரம் பகுதி இப்பகுதியை அடுத்துள்ள பெருந்தலமன்னா கிராமம் இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது இவர் ஒரு போக்சோ வழக்கு குற்றவாளி இவர் திடீரென்று கடந்த வியாழக்கிழமை மனைவி மற்றும் பதினொன்று வயது மகள் ஐந்து வயது மகள் ஆகியோரை சரக்கு வாகனத்தில் உட்கார வைத்து தீ வைத்துக் கொடுத்து இருக்கிறார் சரக்கு வாகனம் இருந்ததும் மனைவியும் பதினொன்று வயது மகளும் தீயில் கருகி உயிரிழந்துவிட்டனர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்தும் ஐந்து வயது மகளை மட்டும் உயிருடன் மீட்டு மலப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் முகமது தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு ஓடி அருகில் இருந்த கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கொலை மற்றும் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்